ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் we are Varna from Sirumugai Coimbatore district இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் கிளியரன்ஸ்க்கான ஒரு அப்டேட்டு தாங்க வாங்க ஒவ்வொரு சரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சரியுடைய நம்பர் ஒன் ஜீரோ டூ எயிட்டுங்க இது வந்து டர்னிங் ஒர்க் இருக்கக்கூடிய சாரி ஒன் சைட் பார்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாட்டமில் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி ஒர்க்கில் இருக்கக்கூடிய சாரிங்க அண்ட் இந்த சாரியில் ஃபுல்லாகவே காப்பர் டெஸ்டட் சரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பாடி ஆஃப் சாரி பர்பிள் கலர்லேயும் பல்லுவன் அண்ட் ப்ளவுஸ் நேவி ப்ளூ கலர்லேயும் இருக்குங்க வார்ப்பு வெஃப்ட் ரெண்டு சைடுமே நம்ம பியூர் சில்க் த்ரெட்டு தான் வச்சு கைத்தறியில் நெசவு பண்ணியிருக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது handloom made saree pure silk saree தாராளமாக நீங்கள் நம்மக்கிட்ட சாரீ வாங்கினதுக்கப்புறம் வீட்லேயோ இல்லை லேப்லேயோ கொடுத்தும் கூட நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாங்க ஒவ்வொரு சாரி கூடயும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக்கும் வந்துடுங்க saree number one zero two nine பல்லுவன் blouse coffee brown body of saree இதுவும் பர்பிள் தாங்க இதில் பார்த்துட்டிங்கன்னா சில்வர் டெஸ்ட் சரியில் ஒர்க் இருக்குங்க ஃபுல்லாகவே இந்த சாரீஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி த்ரீ ஃபோர் மந்த்ஸ் ஆச்சுங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸில் இந்த சாரீஸ் வந்து நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க தாராளமாக வந்து இது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க டேமேஜும் கிடையாதுங்க எந்தவித பிரச்சனையுமே இல்லாத சாரீ ஓல்டு ஸ்டாக்கு அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நம்ம வந்து ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி கொடுக்குறோம் தாராளமாக நீங்கள் இதை யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வந்து பெனிஃபிட்ஸாக இருக்குங்க ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு இந்த பியூர் சில்க் சாரீ அதுவும் டர்னிங் ஒர்க் சாரீ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே எங்கேயுமே கிடைக்கவே கிடைக்காதுங்க ஈவன் நம்மகிட்டேயுமே நியூ ஃப்ரெஷ் பீசஸ் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இதோடைய ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ்னு பார்த்துட்டிங்கன்னா six thousand three hundred rupees only with free ஷிப்பிங்கில் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு நம்ம இந்த சாரீஸை சென்ட் பண்ணி கொடுக்குறோம் நெக்ஸ்ட் சாரீ பார்க்குறீங்க saree number one zero three zero body of saree navy blue பல்லுவன் ப்ளவுஸ் பர்பிள் இதில் ஃபுல்லாகவே சில்வர் டெஸ்ட் சரியில் ஒர்க் இருக்குங்க saree number one zero three one one zero three one வந்து பல்லுவன் blouse navy blue body of சாரின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேடில் இருக்கும் இதில் ஃபுல்லாகவே கோல்டு டெஸ்டட் சரியில் ஒர்க் இருக்குங்க பாடி ஆஃப் சாரி எப்படி இருக்குன்னா பிளாக் அண்டு பெய்ஜ் காம்பினேஷனில் இருக்குங்க ஸோ அது கொஞ்சம் டார்க் மாதிரி தெரியும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா Google Pay PhonePe Paytm account transfer நாலு ஆப்ஷனில் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரிலேருந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் சேரீ வேணாலும் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் பை பண்ணிக்கலாங்க இந்தியாக்குள்ளே எங்கே சென்ட் பண்ண சொன்னாலும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குற saree number one zero three two இது வந்து ஜரி யூஸ் பண்ணாமல் வித்தவுட் ஜரி அப்படிங்கிற கான்செப்டில் தாங்க இது மேக் பண்ணியிருக்கோம் அதாவது சில்க் த்ரெட்லேயே வந்து கலர் த்ரெட்டில் வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம் பாடியில் ஃபுல்லாகவே உங்களுக்கு செக்கர் டைப் வரும் டாப்லேயும் பாட்டம்லேயும் உங்களுக்கு கான்ட்ரஸ்டாக வருது அண்ட் சில்க் த்ரெட்லேயே தான் மேக் பண்ணியிருக்கோங்க இதுவுமே உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடைக்குது next saree number one zero double three பலூன் ப்ளவுஸ் அழகு க்ரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் சாரி நேவி ப்ளூலேயும் இருக்குங்க இந்த சாரியில் பாடியில் வரக்கூடிய புட்டான்னு பார்த்துட்டிங்கன்னா கோல்டு சில்வர் ரெண்டுலேயுமே வரும் bottom portion and pallu portion பார்த்துட்டிங்கன்னா கோல்டு டெஸ்ட் சரியில் வருங்க இந்த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 லேயர் பை லேயராக செக் பண்ணி தான் சென்ட் பண்ணுவோம் இப்போ நீங்கள் பார்க்குற saree number one zero three six இந்த சாரியில் வரக்கூடிய ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு டிசைனர் ப்ளவுஸ் ஸோ இந்த மாதிரி வந்துடும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரக்கூடியது சில்வர் ஜரியில் இருக்குங்க பல் பாடியில் uh, வரக்கூடியதுன்னு பார்த்துட்டிங்கன்னா சில்வர் அண்ட் காப்பர் ரெண்டுலேயுமே வரும் ப்ளவுஸில் வரக்கூடியது ஃபுல்லாமே சில்வர் உங்களுக்கு பாட்டம் போர்ஷனும் நான் காட்டிடுறேன் சில்வர் காப்பர் ரெண்டுலேயுமே உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வரும் பாட்டம் போர்ஷனும் பல்லு போர்ஷனும் சில்வர் காப்பரில் ஆல்டர் ஆல்டர்னேட்டிவாக வரும் பாடியிலையும் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக சில்வர் காப்பர் வரும் saree number 1037 body of saree purple pallu and blouse ink blue same pattern தாங்க இதுவும் அதாவது பல்லு போர்ஷன் அண்ட் பாட்டம் போர்ஷனில் சில்வர் காப்பர் இந்த ரெண்டு டெஸ்ட் சரியில் ஆல்டர்னேட்டிவாக வரும் பாடியிலையும் அதே மாதிரி தாங்க இதோடைய ப்ளவுஸ்னு பார்த்துட்டிங்கன்னா சில்வர் சரியில் வரும் அதாவது இதுலேயும் ஒர்க் இருக்குது இதுவுமே உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே உங்களுக்கு கிடைக்குதுங்க கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிக்கலாம் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இது த்ரீ ப்ளை த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க சாரீ தின்னாக தான் இருக்கும் ஆனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது ஒவ்வொரு சாரி கூடயும் உங்களுக்கு கட்டாயம் சில்க் மார்க் டேக்கும் வந்துடுங்க அண்ட் இதெல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்கிறதுனால ஹேண்ட்லூம் மாஸ்க் கட்டாயம் இருக்குங்க அதாவது பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிள் ஆகிறது அண்ட் தென் லைட்டாக வந்து ஜரியில் வந்து விலகி இருக்கிறது அண்டு திக்காக இருக்கக்கூடிய த்ரெட்டுடைய திக்னஸ்னால் அது தெரியறது ஸோ இதெல்லாமே வந்து காமனாக வந்து ஹேண்ட்லூம் மேடில் வரக்கூடிய ஒன்று தாங்க ஸோ அந்த ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கு ரிட்டர்ன் பாசிபிள் இல்லைங்க உங்களுக்கு ஒவ்வொரு சாரியுமே சில்க் மார்க் ஸ்டிக்கரோட தான் வருதுங்க ஸோ இந்த சில்க் மார்க் ஸ்டிக்கர் தான் நம்ம பேஸ் பண்ணி கொடுப்போம் இதுதான் இப்போ ரீசெண்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால நமக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்டிக்கருங்க ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா வர்ணாங்கிற நேம் வரும் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் கிடைக்கிது பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் Thank you. Thank you for watching.